டென்ஷன் ஆர் ஸ்ட்ரெஸ் இதுக்கு நம்ம கிட்ட ஒரு குவிக் ஃபேஸ் சொல்யூஷன் கிடையாது பட் ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் நான் சொல்கிற டிப்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அஞ்சு டிப்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் பேக் டு ரெமிடாக்ஸ் Tamil myself Ravindran Kumar number one pause and take a deep breath நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற டைம்ல மூச்சு நல்லா இழுத்து விடுங்க உங்க ஹார்ட் ரேட் ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்ல வர வரைக்கும் இதை பண்ணுங்க அண்ட் தென் உங்க ஸ்ட்ரெஸ்க்கான ப்ராப்ளம் உங்களுக்கு ஈஸியா டேக்கிள் பண்ண முடியும் நம்பர் டூ மைண்ட்ஃபுல்னஸ் இந்த ஒரு டிப்பை உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறைக்க உதவி பண்ணும் அண்ட் உங்க ப்ரெசண்ட்டை மட்டும் திங்க் பண்றதால உங்களுக்கு உங்களோட பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் பத்தி கவலைப்பட வேண்டிய தேவையே இருக்காது அண்ட் மெடிடேஷன் உங்க ஸ்ட்ரெஸ்க்கான ரீசனை கண்டுபிடிக்க உதவும் meditation is actually a good thing so practice it daily number three physical activity exercise பண்ணுறது மென்டல் ஹெல்த் இஷ்யூஸை கூட சால்வ் பண்ண உதவும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னா நீங்கள் ரொம்ப ஜிம்முக்கெல்லாம் போய் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ண வேண்டிய தேவையில்லை இன்டென்சிட்டியில் இன்டென்சியோட ஒர்க் பண்ணுங்க like running swimming cycling you know that can have a huge impact in your life number four clean and organise your home உங்கள் வீட்டில் எப்போவுமே ரிலாக்ஸ்டு சுச்சுவேஷனாக இருக்கணும் அண்ட் அதுக்கு உங்கள் வீட்டில் ஸ்ட்ரெஸ் அவுட் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஈவினிங் வரைக்கும் ஓப் பண்ணி டயர்ட் ஆகிட்டு ரூமுக்கு வந்து பார்த்தா உங்கள் ரூமில் திங்ஸ் எல்லாம் மெஸ் இருக்குன்னா எப்படி இருக்கும் ஸோ உங்கள் ரூமை க்ளீனாக வச்சுக்கோங்க number five find small ways to save time throughout day நீங்கள் ஒரு பர்டிகுலர் விஷயத்த அன்னைக்கு பண்ண நினச்சி அதை கம்ப்ளீட் பண்ணாமல் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க ஸோ இந்த ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக கொஞ்சம் டைமை சேவ் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நாளைக்கு வெளியில் போகும்போது என்ன ட்ரெஸ் போடணுன்றதை பிஃபோராக லாஸ்ட் நைட்டில் எடுத்து வச்சுருக்கோங்க so that you can save the time so friends tension and stress குறைக்கிற மாதிரி சில ஐடியாஸை உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் ஸ்ட்ரெஸ்ஸை ஃப்ரீயாக இருக்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடவே மோட்டிவேஷனல் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வீடியோஸ்க்காக சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டல் தென் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்